வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது வந்து மேச ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் சரிங்களா வரும் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது அன்று தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அதாவது காலையில் ஆறு மணி அதிகாலையாக ஒரு ஆறு மணி அளவுலைங்க சரிங்களா அப்போனா இவ் உங்களுக்கு இவ்வளவு நாள் கொண்டு ஒன்பதாம் இடத்துல குரு ஆட்சி பலனை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு நம்ம சொல்ல போகிறோம் மேச ராசிக்கு இல்லை மேச லக்கணத்துக்கு ஒரு எண்பது சதவீதம் ராசிக்கு மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்க சரிங்களா யார் யாருக்கெல்லாம் குரு தசை குரு புக்தி நடந்துருந்துச்சோ கடந்த கால கால காலகட்டங்களில் மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக அதாவது நிறையா பேர் வந்து பிரச்சனையில் இருந்திருப்பீங்க இருந்தாலுமே ஏதாவது ஒரு வழியில் ஒரு ஆதாயம் ஒரு உயர்வு இல்லை வந்து ஒருத்தர் ஹெல்ப்புங்கிற ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடச்சிருக்குங்க சரிங்களாங்க சில பேருக்கு வந்து எதிர்பாராத அளவில் யோ ரொம்ப நாள் உங்களுக்கு அஷ்டம சனி கடந்த கா காலகட்டங்கள் நடந்திருக்கும் அது முடிஞ்சோடனே மட்டும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குருப்பெயர்ச்சி நடந்து குருப்பெயர்ச்சி ஆனப்போ ஒரு நல்ல மாற்றங்களே உங்களுக்கு கிடச்சிருக்குங்க அதாவது ரொம்ப சூப்பராக இல்லைப்பா ரொம்ப லோவும் இல்லை ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு லெவலையே கண்டிப்பாக இருந்திருப்பீங்க அப்படி இருந்திருப்பீங்க அப்படி யார் யாருக்கெல்லாம் மோசமாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சுயஜாதகப்படி எட்டாம் அதிபதி டசை எட்டாம் அதிபதி புத்தி இதெல்லாமே நடக்கும்போது காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பலன்கள் நடந்திருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல குரு இரண்டு இரண்டும் சரிங்க அது எல்லாமே விதி விளக்குகள் நாம் எடுத்துக்கொள் எடுத்துக்கொள்வதில்லை அது அதனால் அடிக்கடி நம்ம என்ன சொல்லுவோம்னா சுயஜாதக பலன்கள் என்றைக்குமே பார்க்கணும் அதுதான் துல்லியமானது அதுதான் இறு இறுதியானது அதை பார்க்க முடியாதவங்க இந்த மாதிரி பொறுப்பலன்கள் கேட்டுக்கொள்ளலாம் அது தவறில்லை சரிங்களா சரிங்க இன்னமேல் என்ன சொல்கிறீங்க அதாவது ஒன்பதாம் இடத்துலாண்டு குரு இப்போ பயிற்சி ஆக போகிற நம்ம இதுதான் தெரி அதுவும் மகர ராசிக்கு செல் செல்கிறார் அப்படின்னா நீசம் அடைகிறார் அதாவது உங்கள் ராசியிலிருந்து வெகு தொலைவில் ராசிக்கு வெகு தொலைவில் இல்லைங்க அது வந்து நீங்கள் இருக்கும் இடம் நம்ம வந்து இப்போ வந்துட்டு பூமியில் இருக்கோம் பூமியிலேருந்து வெகு தொலைவில் ஒரு ஒரு கிரகத்தோட நோக்கி ஒரு இடத்துக்கு செல்கிறதுனால அது மகரம் என்னும் இடம் சரிங்களா அது வந்துட்டு நீசம் என்னும் நிலையை பெறுகிறது அப்படின்னா குருவின் ஒளி அதீதமாக அதீதமாக இந்த பூமிக்கு கிடைக்காது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கிடைக்காது அதனால தான் அந்த தன்மை நீசம் அடைகிறது அப்படின்னா அதோட பலன் எதுவுமே கிடைக்காதுங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னா ஒரு பலம் புரண்டிய கிரகம் கூட இருந்தோ இல்லை பார்வை செய்தோ பார்த்தோ அப்படி இருந்தால் அந்த பலன் இரட்டிப்பாகிவிடும் ஒன்றுமே ஜீரோவாக இருந்து ஹண்ட்ரட் ஆகிடும் அப்படிங்கிறது அர்த்தங்க அப்படி இருந்தால் மேஜர் ராசிக்கு எத்தனாம் பாவத்தில் போகிறார் பத்தாம் பாவத்தில் போகிறார் பத்தாம் பாவத்தில் குரு மட்டுமே இல்லைங்க அதுதாங்க விசேஷமானது குருவோடு சேர்ந்து சனி பத்தாம் அதிபதி சனி பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் இவன் பத்தில் ஆட்சி பெற்று அதாவது இல்லை உங்கள் ராசிக்கு பத்தில் சனி ஆட்சி ஆகிறார் ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி குரு சனியோட ஒரு பத்து டிகிரிக்குள்ளே சேரும் பொழுது ஒரு சேரும் காலகட்டங்கள் வரும் அதே அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அந்த காலகட்டங்களில் தாராளமாக வரும் அப்படி அப்படி ஏற்பட்ட என்னங்க பலனு நல்லா புரிஞ்சுக்குங்க குருவும் சனியும் எப்பொழுதெல்லாம் ஒரு ஒரு பாவத்தை ஒரு ஒன்றாக சேர்றோ அந்த பாவம் அதீதமாக வேலை செய்யும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் குரு சனி சேரும் பாவத்தை விட அதை பார்க்கும் பாவம் ஒன்றாக ஒரே பாவத்தை பார்ப்பாங்க இல்லையா அந்த பாவம் அதீதமாக வேலை செய்யுங்க அப்படின்னா என்ன பாவத்தவங்க பார்க்குறது உங்களுக்கு பத்தாம் பாவத்தில் இருக்குது பத்தாம் பாவம்னா என்னங்க தொழில் வேலை நீங்கள் ஒரு விஷயத்தை புரிதாக செய்ய ஆரம்பிக்கிறது தொழில் மேன்மை அடைவது இது எல்லாமே பத்தாம் பாவம் அப்போனா என்ன பண்ணுவீங்கன்னா மேச ராசிக்காரங்க பல பேர் உண்டு தொழில் சம்பந்தப்பட்ட சிறு மாறுதல்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படுவதை நீங்கள் உணரலாம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு குரு தசையோ குரு புத்தியோ சனி தசையோ சனி புத்தியோ இருந்தால் தொண்ணூறு சதவீதம் நிச்சயமாக இது நடக்கும் அதாவது ஒரு தொழில் எனக்கு வேலை போயிடுச்சாங்க அது பலனுங்க அது போயிட்டு ஒரு நெகட்டிவ் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் வேலை போகணுன்னா உங்களுக்கு இன்னொரு வேலை கிடைக்க போகுது அவ்வளோதான் ஒரு நல்ல வேலையாக கூட கிடைக்கும் சரிங்களா ஒரு நல்ல உயர்வு கிடைக்கும் நல்ல அண்டர்ஸ்ட் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கலாம் அப்படின்னா இந்த பத்தாம் பாவனா நீங்கள் ஒரு புதிதான ஒரு வேலையில் சேருவீங்க ஒரு உயர்வு கிடைக்கும் உங்களை நீங்கள் புதிதாக மாற்றிக்கொள்ளும் காலகட்டமாக இருக்கும் சரிங்க சரிங்க அப்படின்னா இந்த குருவுக்கு ஏழாம் பார்வை இருக்குது சனிக்கு ஏழாம் பார்வை இருக்குது இந்த குருவும் சனியும் ஒரு சேர ஒரு பாவத்தை பார்க்குங்க அது என்ன பாவம் உங்கள் ராசிக்கு நாலாம் பாவம் நாலாம் பாவம்னா என்னங்க வீடு உங்களுக்கு வீடு வாங்கணுமா தாராளமாக இந்த காலகட்டத்தில் செய்ய ஆரம்பிப்பீங்க செய்வீங்க ஏதாவது ஒரு விஷயம் வீட்டில் ஒரு ஆல்டர்னேஷனாக பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும் வாங்கணும் ஒரு பைக் வாங்கணும் ஒரு புதுசாக யாராவது கேட்டிருப்பாங்க வீட்டுக்கு பைக் வாங்கணும் இல்லை பைக் வேறு மாடல் வாங்கணும் எல்லாம் பைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இஎம்ஐ e டியூ கட்ட முடியாமல் இருப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் முடிஞ்சு கொஞ்சம் சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும் அடுத்து வந்து ஒரு சொத்து சொத்து கிடைக்காம இருந்துருக்கும் சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் இழுத்தறிவாக ஒரு இழுப்பறியாகவே போயிட்டுருக்கோம் இல்லை விற்கும் விற்காது அந்த மாதிரி நிலமையில் போயிட்டுருக்கோம் இந்த காலகட்டங்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அதிகமாக ஈடுபடுவீங்க சில பேர் வந்து புது வீட்டுக்கும் குடி போவாங்க இன்னும் சில பேர் ஒன்று இந்த வீட்டை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது வீடு இடமாற்றம் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும் நான் நாலாம் பாவம் உங்கள் ஒரு உடல் நலத்தையும் குறிக்கும் அதாவது நீங்கள் சுகமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த குருவும் சனியும் ஒரு சேராக பார்க்கறதுனால உங்களை சௌகரியமான விஷயங்கள் வீட்டுக்கு வந்து பீரோ வாங்குறது ஏசி வாங்குறது ஒரு டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சொகுசு வாழ்க்கைக்கான அனைத்து விஷயங்களுமே நீங்கள் வாங்கி கொள்வீங்க தேவைகள் எல்லாமே எல்லாமே வாங்கி கொள்வீங்க ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி இருபதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முழுவதும் சிறப்பான காலகட்டமாக இருக்கும் யாருக்கெல்லாம் குரு சனி தசாபடி நடக்கிறோ இன்னொரு முக்கியமான விஷயம் இது யாருக்கு பலன் தராது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசை புத்திகள் உங்களுக்கு நடந்தால் உங்கள் சுயஜாதகத்தில் நடந்தால் என்ற குரு பெயர்ச்சி பலன்கள் பெரிதாக உங்களுக்கு நன்மையை தராது சுயஜாதகமே இறுதியானது சரிங்க இப்போ கர்மா ரீதியாக பார்க்கணுன்னா பத்தாம் பாவத்தை நீங்கள் அதிகமாக எங்கிட்டே இருக்கணுங்க அப்படின்னா கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும் சும்மா சோம்பேறியாட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு அந்த குருவின் நன்மை எதுவுமே கிடைக்காது கடுமையாக உழைச்சிக்கிறவங்க நல்லது கிடைக்கிதோ புகழ் கிடைக்குதோ கிடைக்கலையோ பணம் நல்லா வருதோ வரலையோ இது உங்களோட உழைப்பை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்புறம் ஒரு கர்ம காரியங்கள் கர்ம காரியங்கள் வந்து நீங்கள் உதவி செய்யணும் இல்லை வழி நடத்தணும் இல்லை வந்து யாரையாவது யாரும் ரொம்ப பணம் இல்லாமல் கஷ்டப்படுத்தாங்க கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் அதை பணம் கொடுத்து உதவணும் அடுத்தவங்க வேலை அடுத்தவர்களின் வேலை வாய்ப்புக்கு தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்கணும் ஒரு பொருள் சார்ந்த உதவி தரலாம் இல்லை வழிகாட்டுதல் செய்யலாம் சரிங்களா பத்தாம் பாவத்தில் நீங்கள் அதிகமாக இயங்கிட்டே இருக்கணும் தொழில் தொழில் தொழில்னு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் குரு எந்த பாவத்தில் இருக்கோ சனி எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தை நீங்கள் அதிகமாக இயக்கிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு அந்த மாற்றங்கள் எளிதில் மனதளவில் ஏற்படும் பிறகு உங்கள் வாழ்க்கையிலும் ஏற்படுவதை நீங்கள் படிப்படியாக உணரலாம் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்